ஹாய் ஹலோ வணக்கம் this is Hariharan from MSJ fun zone அறிவோம் அறிவோம் செக்மெண்ட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சயின்ஸ் பிஹைண்ட் பொங்கல் ஃபெஸ்டிவல் எப்போவுமே வந்துட்டு நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவலை வந்துட்டு ஒரு லீவாகவும் நம்ம வந்துட்டு சும்மா எதுக்கு கொண்டாடுறோனே தெரியாமல் சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணுறது ரிலேட்டிவ்ஸோட அப்படியே வந்துட்டு டைம் போயிடும் ஆனால் இனிமேல் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு பிஹைண்டில் உள்ள சயின்டிஃபிக் ரீசன்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம் தை மாதம் பிறக்கிற முதல் நாள்லேயே பொங்கல்ங்கிற பண்டிகையை தமிழகத்தில் மிகச்சிறப்பாக கொண்டாடுறாங்க பொங்கலை இந்தியா முழுவதும் வெவ்வேறு பேர்லேயும் கொண்டாடுறாங்க லோஹரிங்கிற பேரில் குஜராத்லேயும் வங்காளத்தில் உத்ராயன்கிற பேர்லையும் ஆந்திரா போன்ற பல மாநிலங்களில் மகர சங்கராந்திங்கிற பேர்லையும் கொண்டாடுறாங்க இந்த பொங்கல் விழாவானது சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் வந்துட்டு கொண்டாடுறாங்க இது மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்கள் பழங்காலத்திலேயே இந்த பொங்கல் விழாவை வந்துட்டு ஒரு அறிவியல் சார்ந்த விதமாக கருதப்பட்டு கொண்டாடினாங்க கை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி நம் முன்னோர்கள் காலத்தை கணிக்கும் விதமாக ஒரு வருடத்தை ரெண்டு விதமாக பிரித்தாங்க உத்தராயணம் எனவும் தட்சிணாணயம் எனவும் பிரித்தாங்க உத்தராயணம் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தை குறிக்கிறது தட்சிணாயணம் பார்த்திங்கன்னா குளிர்காலத்தை குறிக்கி குறிக்குது உத்தராயணத்தில் வந்துட்டு சூரியன் கிழக்கில் தோன்றி வடகிழக்கு திசைக்கு சென்று பின்பு மறுபடியும் கிழக்குக்கே வருது தட்சிணாயனம் வந்துட்டு கிழக்கில் சூரியன் கிழக்கில் தோன்றி தென்கிழக்கு திசைக்கு போய் மறுபடியும் கிழக்குக்கே திரும்புது தை மாசி மாதங்களில் வந்துட்டு உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் பசியும் நன்றாக இருக்கும் அடுத்து வர மாதங்களில் வந்துட்டு குளிர் குறைய தொடங்கி வெப்பம் அதிகரிக்க காரணத்தினால உடல் ஆரோக்கியம் குறையக்கூடும் தை மாசி காலங்களில் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் பசியும் நல்லாவே வரும் அடுத்தடுத்த மாதங்களில் குளிர் குறைய தொடங்கி வெப்பம் அதிகரிக்கிறனால உடல் ஆரோக்கியம் குறையக்கூடும் அதனால தான் இந்த தை மாதத்தில் சூரியன் வெப்பம் வரவேற்கிற வகையிலும் விவசாயம் மென்மேலும் செழிப்படையணுங்கிறதுக்காகவே இந்த சூரியனுக்கு பொங்கலை வந்துட்டு படையிலிட்டு வழிபடுறோம் பொங்கலுடன் சேர்த்து இந்த பல காய்கறிகள் செய்யப்பட்ட இந்த கூட்டும் அவியலும் செஞ்சு இந்த சாப்பிடும்போது செரிமான சத்து அதிகரிக்குது பொங்கலுக்கு முதல் நாளில் நம்ம என்ன பண்டிகையை கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை போகி பண்டிகை எதுக்கு கொண்டாடுறோங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஒரு தாரக மந்திரம் வச்சுருந்தாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழையன கழித்தலும் புதியன புகுதலும்னு சொல்லுவாங்க இந்த பழையன கழித்தலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஏற்ப நம் முன்னோர்கள் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க நம்ம எப்போவுமே வந்துட்டு பண்ணுற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மூளை முடுக்குகளை சுத்தம் பண்ணி நம்ம வந்துட்டு வெள்ளையடித்து நம்ம சாணம்லாம் பூசுறனால பல கிருமிகளை நம்ம அழிக்கிறோம் இதன் மூலமாக பல உயிர்கொல்லி நோய்களும் அழியுது பழைய பொருட்களை நம்ம எரிக்கிறதுனால உருவாக்கப்படுற இந்த புகை மண்டலம் பார்த்திங்கன்னா குளிர தனித்து வெப்பத்தை உருவாக்குது அது இதே மாதிரி நம்ம வீட்டு வெளியே சாணம் தெளிக்கிறது மூலமாக நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கிருமிகள் வராமல் தடுக்குது இத்தனை நாள் வர நம்ம யூஸ் பண்ண பாய் பெட்ஷீட்டுகளை வந்துட்டு நல்லா துவைச்சி வெயிலில் காய வைக்கிற மூலமாக பல நோய்கள் வராமலும் பரவாமலும் தடுக்கின்றன ஆக மொத்தம் இந்த பொங்கல் பண்டிகை பார்த்திங்கன்னா கலாச்சாரத்தை பாரம்பரியத்தையும் பின்பற்றுவது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தையும் மேம்படுது இனி வரக்கூடிய வெயில் காலங்களில் நம்ம நோய்கள்லேருந்து காத்துக்கொள்ளவும் இப்பொங்கல் பண்டிகை வந்துட்டு நமக்கு உதவுது சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி தமிழ் புத்தாண்டு தை மாதத்தில்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பினர் சித்திரை மாதத்தில்னு சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் விரிவாக நீங்கள் பதிவு செய்யுங்கள் எங்கள் எம்எஸ்ஏ குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்